everyone one welcome to cook with DD இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பட்டர் பெப்பர் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் மஷ்ரூம் வந்து இரநூத்தம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க பெரிய பெரிய சைஸில் குடமிளகா வந்து இந்த மாதிரி நேட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் பீ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெப்பர் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து இது வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில் அப்புறம் வந்து சால்ட் எடுத்துருக்கேன் இது நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பட்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டரை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஆயில் இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த குடமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காளானை இதோட சேர்த்துக்கலாம் காளானை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பீஸ் பீஸாக இதே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் காளானும் நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பெப்பரையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதை வந்து நீங்கள் ஆயிலே வேக விடுங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ நம்ம இது வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா போய் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ